LibreOffice Base குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு இந்த டியூட்டோரியலில் புஷ் பட்டனை படிவத்தில் சேர்ப்பதை கற்போம் கடைசி டியூட்டோரியலில் பட்டியல் பெட்டி படிவ கட்டுப்படுத்தி ஒன்றை படிவத்தில் அமைப்பதை கற்றோம் இந்த டியூட்டோரியலில் புஷ் பட்டன்களை படிவத்தில் சேர்ப்பதை கற்போம் லிப்ரியாஃபிஸ் பேஸ் புரோகிராம் திறந்தில்லை எனில் அதை துவக்குவோம் நம் லைப்ரரி தரவுத்தளத்தை திறப்போம் இப்போது இருப்பில் உள்ள தரவுத்தளத்தை திறப்பதை கற்றிருப்போம் ஃபைல் மெனுவின் கீழ் லைப்ரரி டேட்டாபேஸ் ஐ சொடுக்கி திறக்கலாம் இப்போது லைப்ரரி டேட்டாபேஸ் இல் இருக்கிறோம் கடைசி டியூட்டோரியல் இல் பார்த்த books issued to members form ஐ திறக்கலாம் இதற்கு இடது பேனலில் ஃபார்ம் ஐகானை சொடுக்கலாம் பின் வலது பேனலில் புக்ஸ் இஷ்யூட் டு மெம்பர்ஸ் இல் வலது சொடுக்கி எடிட் ஐ சொடுக்கவும் எடிட் மீது சொடுக்குவோம் இப்போது பார்ம் டிசைன் விண்டோ வில் இருக்கிறோம் புஷ் பட்டன் களை நம் பார்ம் க்கு சேர்ப்பதற்கு முன் ஒரு லிஸ்ட் box ஐ உறுப்பினர் பெயர்களுக்கு அமைப்போம் முந்தைய டுடோரியலில் இதை பயிற்சியாக கொடுத்தோம் முதலில் மெம்பர் நேம் லேபல் க்கு வலது பக்கம் உள்ள டெக்ஸ்ட் பாக்ஸ் ஐ நீக்கலாம் டெக்ஸ்ட் பாக்ஸில் வலது சொடுக்கி கீழே உள்ள கட் ஐ தேர்ந்தெடுக்கலாம் டெக்ஸ்ட் பாக்ஸ் போய்விட்டது அடுத்து பார்ம் எலிமெண்ட் களை சீர் செய்வோம் லிஸ்ட் பாக்ஸ்களுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ்களை விட அதிக இடம் வேண்டும் ஆகவே இந்த பார்ம் களை படிவத்தில் கீழே கொண்டு போகலாம் இப்படித்தான் செய்ய வேண்டும் முதலில் புக் டைட்டில் லேபிளுக்கு கீழே எல்லா பார்ம் களையும் தேர்ந்தெடுக்கலாம் இதற்கு சொடுக்கி இழுத்து விடும் முறையை பயன்படுத்தலாம் அடுத்து தேர்ந்தெடுத்த இடத்தை சொடுக்கி பிடித்து செங்குத்தாக கீழே இழுக்கலாம் புக் டைட்டில் லேபல் க்கு பக்கத்தில் இருக்கும் முதல் லிஸ்ட் பாக்ஸ் க்கு போதிய இடம் இருக்கும்படியாக இப்போது அதை மெம்பர் நேம் லேபல் க்கும் செய்வோம் இப்போது மெம்பர் நேம் லேபல் க்கு இடது பக்கம் இருக்கும் இரண்டாம் லிஸ்ட் பாக்ஸ் ஐயும் அதே போல சொடுக்கி இழுத்து விடுவோம் அதை வலது பக்கம் கொண்டு போய் மற்ற பார்ம் கன்ட்ரோல் களுடன் பொருந்துமாறு செய்யலாம் விரைவு விசைகள் Ctrl S ஐ பயன்படுத்தி மாறுதல்களை சேமிக்கலாம் இப்போது புஷ் பட்டன்களை படிவத்தில் சேர்க்க தயார் புஷ் பட்டன் என்பது பார்ம் கன்ட்ரோல் க்கு இன்னொரு உதாரணம் நமக்கு ஒக் கேன்சல் நெக்ஸ்ட் மற்றும் பினிஷ் பட்டன் களை தெரியும் அவை புஷ் பட்டன் களுக்கு சிறந்த உதாரணங்கள் பேஸ் இல் இந்த புஷ் பட்டன் களை நம் படிவத்தில் சேர்த்துவிட்டு அவற்றை சொடுக்கும்போது குறிப்பிட்ட செயல்களை செய்ய பேஸ் க்கு சொல்லலாம் மேலும் சேவ் உண்டோ அல்லது டிலீட் ஆகியன இன்னும் சில உதாரணங்கள் எப்படி என பார்க்கலாம் இப்போது நான்கு புஷ் பட்டன் களை பார்ம் க்கு சேர்க்கலாம் அனைத்து பார்ம் எலிமெண்ட் களுக்கும் கீழே இந்த படத்தில் தெரிவது போல இதற்கு பார்ம் டிசைன் விண்டோவுக்கு போகலாம் பார்ம் கன்ட்ரோல் டூல்பார் இல் புஷ் பட்டன் சின்னத்தின் மீது சொடுக்கவும் இந்த சின்னம் ஒக் என்று எழுதிய பட்டன் போல இருக்கிறது மாஸ் பாயிண்டர் கூட்டல் குறி போல இருப்பதை கவனிக்க இப்போது கீழே இடது பக்கம் நம் முதல் பட்டனை வரையலாம் படிவத்தில் மற்ற elementகளுக்கு கீழே அதை சொடுக்கி இழுத்து விடுங்கள் தேவையான மறு அளவும் செய்யலாம் இப்போது செய்தபடியை இன்னும் மூன்று முறை செய்யலாம் இப்போது ஒரு கிடைக்கோட்டில் மூன்று பட்டன்கள் ஒழுங்காகி இருக்கின்றன படிவத்தில் பட்டன்களை வரைந்தாயிற்று அவற்றின் லேபிள்களை மாற்றலாம் இதற்கு முதல் பட்டன் மீது இரட்டை சொடுக்கு சொடுக்குவோம் இப்போது புராப்பர்ட்டீஸ் விண்டோ பார்க்கிறோம் லேபல் எதிரில் சேவ் ரெக்கார்ட் என டைப் செய்யலாம் இப்போது இரண்டாம் பட்டன் மீது இரட்டை சொடுக்கு சொடுக்குவோம் புராப்பர்ட்டீஸ் விண்டோ லேபிளின் லேபல் எதிரில் உண்டோ சேஞ்சஸ் என டைப் செய்யலாம் மூன்றாம் நான்காம் பட்டன்களுக்கு டெலிட் டிலீட் ரெக்கார்ட் எனவும் நியூ ரெக்கார்ட் எனவும் முறையே டைப் செய்யலாம் இப்போது அவற்றின் செயல்களை நிர்ணயிக்கலாம் இதற்கு சேவ் ரெக்கார்ட் பட்டனை சொடுக்கலாம் புராப்பர்ட்டீஸ் விண்டோ வில் ஸ்க்ரால் செய்து ஆக்ஷன் லேபல் ஐ கண்டுபிடிக்கவும் இங்கு கீழிறங்கும் லிஸ்ட் box ல் சேவ் ரெக்கார்ட் மீது சொடுக்கலாம் இதே போல மீதி மூன்று பட்டன்களுக்கும் செய்யலாம் Undo Changes பட்டனுக்கு Undo சேஞ்சஸ் செயலை தேர்ந்தெடுக்கலாம் Delete Record பட்டனுக்கு Delete ரெக்கார்ட் செயலை தேர்ந்தெடுக்கலாம் New Record பட்டனுக்கு நியூ ரெக்கார்ட் செயலை தேர்ந்தெடுக்கலாம் ஆகவே இப்போது புஷ் பட்டன்களை சேர்த்து விட்டோம் விரைவு விசை Ctrl S ஆல் form ஐ சேமிப்போம் இந்த விண்டோவை மூடுவோம் அடுத்த டியூட்டோரியலில் நம் பார்ம் க்கு இன்னும் மூன்றே மூன்று மாறுதல்களை செய்யலாம் அதன் பின் பார்ம் ஐ தரவு உள்ளீட்டுக்கும் மேம்பாட்டுக்கும் பயன்படுத்த இயலும் உதாரணமாக ஒரு நூலக உறுப்பினர் ஒரு புத்தகத்தை திருப்பும்போது இந்த ஃபார்மை ஐ கொண்டு தரவுத்தளத்தை மேம்படுத்த இயலும் உங்களுக்கான பயிற்சி இதோ படிவத்தில் ஐந்தாம் புஷ் பட்டன் ஒன்றை நான்காம் பட்டனுக்கு அருகில் இடவும் சொடுக்கினால் அது பார்ம் ஐ புதுப்பிக்க வேண்டும் அடுத்த வரியில் நான்கு குறுகிய புஷ் பட்டன்களை இடவும் அவை பதிவேடுகளுக்குள் நகர உதவ வேண்டும் இத்துடன் LibreOffice Base மீதான இந்த டுடோரியல் முடிகிறது சுருங்க சொல்ல பார்ம் க்கு புஷ் பட்டன்களை சேர்ப்பதை கற்றோம் ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும் இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய மார்ட் இன் ஐசிடி மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது இத்திட்டம் ஸ்போக்கன் ஹைபன் டியூட்டோரியல் ஆல் ஒருங்கிணைக்கப்படுகிறது மேற்கொண்டு விவரங்கள் எங்கள் வலைத்தளத்தில் கிடைக்கும் தமிழாக்கம் கடலூர் திவா நன்றி